வணக்கம் எனது பெயர் சிவரஞ்சனி இணைய வழி கல்வி மாணவர்களுக்கு சுமையே என்னும் தலைப்பில் நான் பேச விளைகின்றேன் சிந்தனையை தூண்டுகின்ற கல்வி வேண்டும் சீரிய பண்பை வளர்க்கும் கல்வி வேண்டும் நல்லோராய் மனிதர் மாற கல்வி வேண்டும் நடங்கெடுக்கும் செயல் தவிர்க்க கல்வி வேண்டும் கல்வி என்பது நமது வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாகும் அத்தகைய கல்வி பள்ளிக்கூடத்தில் தான் கற்பிக்கப்பட வேண்டும் அதற்கு தேவை உரையாடல் ஒரு கருத்தை பல மாணவர்கள் பல கோணத்தில் சிந்தித்து தெளிவுறும் போது கல்வி செயல்பாடு நிகழத் தொடங்குகிறது அது முப்பரிமாண வடிவம் கொண்டது அங்கு மாணவனுடன் ஆசிரியர்களும் சக மாணவர்களும் இருக்கிறார்கள் சமூக உளவியல் என்பது வகுப்பறையில் தான் பிரதிபலிக்கப்படுகின்றது அங்கு மாணவர்கள் உடன்படுவார்கள் முரண்படுவார்கள் விவாதிப்பார்கள் அதிலிருந்து பெறப்படுவதே சிறந்த கல்வி அத்தகைய கல்வியை இணைய வழியில் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் கற்பிப்பதென்பது இயலாத காரியமாகவே உள்ளது பொருளாதார ரீதியில் பின்தங்கிய மாணவர்கள் மற்றும் கிராமப்புறங்களில் இணையதள வசதியை பெற முடியாத மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாக அமைந்துள்ளது இப்படி இணைய வழி கல்வி பயனற்றது என்று பேசி வரும் நிலையில் சில பெற்றோர்கள் இணைய வழி கல்வியை ஆதரிக்கின்றனர் ஒழுக்கத்தை சொல்லித்தர நேரமின்றி மதிப்பெண்களை மட்டுமே அள்ளி குவிக்க மாணவர்களை இயந்திரமாக மாற்றி வரும் தொழிற்சாலைகளை ஊக்குவிக்கின்றனர் பெற்றோர்கள் ஏன் இணைய வழி கல்வியை ஆதரிக்கின்றீர்கள் என்று கேட்கும் பொழுது மாணவர்கள் பள்ளிக்கே செல்லாமல் இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய கற்கும் பழக்கம் விட்டு போவதாகவும் அதற்கு ஆன்லைன் கல்வி மிகவும் அவசியம் என்றும் தெரிவிக்கிறார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் தொலைக்காட்சியை ஒரு மாணவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அங்கு ஒரு செய்தி ஒளிபரப்பாகிறது என்னவென்றால் ஒரு தாய் இறந்து கிடக்கிறார் அவரை ஒரு குழந்தை எழுப்ப முயல்கிறது அந்த தாய் வெளி மாநிலத்திலிருந்து வரும் கூலி தொழிலாளி ஊரடங்கு காலத்தில் தன் ஊருக்கு செல்ல போக்குவரத்து வசதி இல்லாததால் நடந்தே பயணம் செய்த அவர் திடீரென இறந்து விடுகிறார் தன் தாய் இறந்தது தெரியாத அக்குழந்தை அவரை எழுப்ப முயல்கிறது என்று செய்தி ஒளிபரப்பாகிறது இப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக் கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் முறையிட்ட போது உச்சநீதிமன்றம் என்ன சொன்னது எங்களால் நடந்து செல்பவர்களையும் தடுக்க இயலாது அரசாங்கத்திடம் கூறி அவர்களுக்கு வாகன ஏற்பாடு செய்யுங்கள் என்றும் சொல்ல இயலாது என்றது ஆனால் அந்த சம்பவம் நடந்த பிறகு அப்படிப்பட்ட தொழிலாளர்களை அவர்கள் இடத்திற்கு கொண்டு செல்வது அரசாங்கத்தின் கடமை என்று தீர்ப்பளித்தது மாணவர்கள் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை சமூக அறிவியலில் சிவிக்ஸ் என்ற பாடம் படிக்கிறார்கள் அதில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பற்றி படிக்கிறார்கள் நீதித்துறை அதாவது உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் மக்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கின்றவர் கார்டியன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று படிக்கிறார்கள் தொலைக்காட்சியை பார்த்த அந்த மாணவன் இறந்து போன அந்த தாயின் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் ஏன் பாதுகாக்கவில்லை என்று கேட்டால் அது கல்விதானே பாட புத்தகங்களில் இருக்கின்ற கருத்துக்களை ஆசிரியர்கள் சொல்வதும் மாணவர்கள் கேட்பதும் கல்வி அல்ல தான் கற்ற பாடங்களை நடைமுறையோடு ஒப்பிட்டு பார்த்து செய்தித்தாள்களில் வருகின்ற செய்திகளை படித்து குடும்பத்தினருடன் கல கலந்துரையாடி மாணவர்கள் தெளிவு பெறுவதும் ஒரு வகை கல்விதான் அத்தகைய கல்வியே இன்றைய நிலையில் போதுமானது இணைய வழி கல்வி மாணவர்களிடத்தில் உளவியல் ரீதியான பல பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது அது மட்டுமன்றி கண்பார்வை குறைபாடுகள் ஏற்படுவதற்கும் காரணமாக அமைகின்றது எனவே இணைய வழி கல்வி மாணவர்களுக்கு சுமையே ஒளியும் ஒளியும் ஒருங்கிணைந்து அலையலையாய் அலைவாய்ந்து தகவல்கள் அனைத்தையும் தனதாக்கி கொண்டு கைக்குள் அடங்கியது கானகம் ஒரு கைபேசியாக காசையும் கரியாக்கி கூடவே கை ரேகையையும் கரைத்து தலையெழுத்தை தடயமில்லாததாக்கி விதையை விடுகதையாக்குகிறது பயன்பாட்டிற்கு வந்ததோ உபயோகம் என உபயோகமானதை உபயோகிக்கும் முறைதவரி முரணாகி அழிவிற்கான ஆயுதமானது தூரமறியா தொலைவில் இருக்கும் உறவுகளோடு உறவை உறுதிப்படுத்த உருவானது உருமாறி ஆழ்மனதில் ஆழம் தோண்டி ஆட்கொண்டு ஆக்கிரமித்து ஆயிரம் உறவுகள் இருந்தும் அனாதையாக்கியது அனைவரை நற்செயலிகள் நாலாயிரம் இருந்தும் நாசப்படுத்தும் நான்கு செயலிகளை பதிவேற்றம் செய்து பலர் பாழாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று கல்வி இணையத்தின் பிடியில் இணையத்தின் வழியே கல்வி இழுபறியாய் பாடங்கள் பிணையமாய் மாட்டினார்கள் சின்னஞ்சிறு சிறார்கள் துள்ளி எழுந்து காலையில் ஓடிய பள்ளியில் எள்ளி நகையாடி விளையாடிய பள்ளியில் முகமோடு முகம் பார்த்து முகமன் கூறி அகமோடு அகங்கண்டு அளவலாதி அன்பும் கண்டிப்புமாய் ஆசிரியர்கள் கற்பித்த இன்பமாய் கற்றிட்ட நாட்கள் கடந்தன ஆசையாய் நோக்கிய கணினியும் இன்று ஆசிரியரானது ஓசையோடு மாணவனை புரியாமல் ஓதுகிறது சில நேரங்களில் தடைப்பட்ட இன இணைப்பால் பல பாடங்கள் கடந்து ஓடிப்போனது பிள்ளை மனதில் எட்டி பார்க்கும் சோம்பலை சல்லையான இயந்திரம்தான் அறிந்திடுமா மனித மூளைக்கும் இயந்திர மூளைக்கும் இடையே புனித போரிங்கே மூண்டுவிட்டது இணையத்தில் கற்பவைக்கு ஐயம் தெளிவிக்க துணை கருவி ஏதுமில்லை துயரத்தில் மாணவர்கள் என்று கூறி நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் I congratulate Gandhi world foundation ஓர் எளிய முயற்சி We change. மக்களின் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும்